Thank you. ஐயா இப்போ அந்த இது பிரார்த்த கர்மா ஜாதகம் டீல் பண்ணுறது பிரார்த்த கர்மான்னு சொல்கிறீங்களா இப்போ நான் அடுத்த வருஷம் எனக்கு வருதுங்கிறது என்னுடைய இந்த பர்த்தில் உள்ள இது தானே அது என்னுடைய பிரார்த்தத்தை பற்றி தானே டீல் பண்ணுது ஆமாம் அப்போ ஏன் வந்து ஜாதகத்தால் ஃப்யூச்சரை கரெக்டாக சொல்ல முடியாதுங்கிறீங்க இப்போ அடுத்த வருஷங்கிறது என்னுடைய இந்த பர்த்தில் உள்ள பிரார்த்தனை தான் டீல் பண்ணுது எனக்கு தான் அது ஃப்யூச்சர் பட்டு ஜாதகத்தை பொறுத்தளவு அது பிரார்த்தம் சொல்லும்போது நெக்ஸ்ட் இயர் நான் நோய்வாய்ப்படுவேனா இல்லை நல்லா செல்வ செழிப்பாகுமா பிஸ்னஸ் இதாகுமான்னு ஜாதகத்தில் சொல்லலாம் தானே அது ஏன் ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது ஜாதகத்தால் அப்படிங்கிறீங்க ஒரு ஒரு ஒரு பந்தை தூக்கி போட்டோன்னு சொன்னால் அது எங்கே போய் விழுவோன்னு சொல்லி தெரியுமா உங்களுக்கு சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா சார் பந்தத்தையும் நீங்கள் போட்டு வீசுனீங்கன்னு சொன்னால் அது ஒரு இடத்துலையும் வைத்தாமல் உலகம் முழுசும் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் நீ தான் சொல்லுது ஆனால் அப்படி சுத்தவா செய்யுது இல்லை இப்போ கிரிக்கெட்டில் போடும்போது கரெக்டாக அந்த ஸ்டெம்புகிட்ட உழுவும்னு எதிர்பார்த்து தானே நிறைய ஃபோர்ஸ் வந்து தடை பண்ணி இதை கீழே அதை நல்லிஃபை பண்ணிடுது அந்த ஃபோர்ஸை நல்லிஃபை பண்ணிடுது ஓகே அதனால் அதே மாதிரி நம்ம வந்து இந்த பிராரத்தத்தை நல்லிஃபை பண்ணுற மாதிரி நிறையா சம்பவங்கள் வந்துடுது ஆகாமியகரமாக அது இது எல்லா இதுகளும் சேர்ந்ததுனால நம்ம ஒரு இது வந்து அப்படியே நடக்கிறது இல்லை எக்ஸாக்டாக நடக்கிறது இல்லை ஆனால் நம்ம ஒரு டெல்டா போர்ஷன் மட்டும் அது வேரி ஆகும் அப்படி தானே இப்போ ஏற்கனவே நாற்பது லட்சம் இருக்குது டிஸ்டர்ப் இல்லை டிஸ்டர்ப் ஆகிட்டுனா எங்கெங்கெல்லாமோ டிஸ்லொகேட் ஆயிரும்ல ஓகே டைரக்ஷனே மாறிடும்ல ம் ஓகே நன்றிங்க